ஞாபகம் இருக்கா ஆ ஆமா இருக்குமா அதுதான் இந்த குக்கரோட ஒரு சுவாரஸ்யம் அறிவியல் சுவாரஸ்யம் அட ஆமா அறிவியல் சுவாரஸ்யமே தான் குக்கரை அடுப்புல வைக்கும்போது குக்கரோட வெளிப்பகுதியில உள்ள தண்ணியும் உள்ள இருக்கிற பாலும் கொதிக்க ஆரம்பிக்கும் தண்ணியோட கொதிநிலை என்ன கொதிநிலையா அப்படின்னா கொதிநிலைனா தண்ணியா இருக்கக்கூடியத வந்து திரவம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல கூட லிக்விட்னு சொல்லுவாங்க அந்த திரவமான தண்ணி ஆவியாகணும் அப்படின்னா அது நல்லா நூறு டிகிரி செல்சியஸ் ஆகிற வரைக்கும் கொதிக்கணும் அப்பதான் தண்ணி ஆவியாகும் தண்ணியோட கொதிநிலை நூறு டிகிரி செல்சியஸ் அப்போ பாலோட கொதிநிலை தெரியலையே நூறு புள்ளி ரெண்டு டிகிரி ஸோ பால் கொதிவிட்டு பொங்க வெப்ப அளவு நூறு புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ஆகணும் ஆனால் குக்கருக்குள்ளே இருக்கிற தண்ணி பாலை பொங்க விடாது குக்கருக்குள்ள நாம ஊத்தின அந்த ஒரு கிளாஸ் தண்ணியும் முழுசா ஆவியாகி போற வரைக்கும் குக்கர் நூறு டிகிரி வெப்ப அளவுலயே இருக்கும் அப்போ அந்த தண்ணி ஃபுல்லா ஆவியாகி விசில் வழியா போச்சுன்னா பால் பொங்கிடும் அப்படிதானே அப்படியே தான் ஆனா அதுக்குள்ள சத்தம் நம்ம காதை கிழிக்கும் அப்ப யாராச்சும் போய் ஆஃப் பண்ணிடலாம் அம்மா அப்போ பால் குக்கருக்குள்ளே தண்ணியை ஊற்றி பாலை கொதிக்க வைக்கிறதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு திரவத்தை ஊத்துனா என்ன ஆகும் ம் நல்ல கேள்வி நீ சொன்ன மாதிரியே சப்போஸ் தண்ணி ஊத்துற இடத்துல பால் குக்கருக்குள்ள தேங்காய் எண்ணெயை ஊத்தணும்னு வை அப்போ என்ன ஆகும் தேங்காய் எண்ணெயோட கொதிநிலை பாலோட கொதிநிலையை விட ரொம்ப ரொம்ப அதிகம் அப்போ தேங்காய் எண்ணெய் லைட்டாக அப்படியே வெது வெதுப்பா இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பால் நூறு புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸை தாண்டி பொங்கி வெளியே வந்துடும் கேட்கறதுக்கே சூப்பரா இருக்குமா இந்த பால் குக்கர் பத்தின சுவாரஸ்யமான விஷயத்த வர்ற திங்கக்கிழமை எங்க ஸ்கூல் அசம்பிளியில அன்றாட வாழ்வில் அறிவியல் தலைப்புல பேச போறேன் Tata spoken tutorial IIT Bombay வழங்கிய அன்றாட வாழ்வில் அறிவியல் வானொலி தொடர் நம்ம கடலோசை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு சமுதாய வானொலியில் தண்ணீர் எண்ணெய் பால் இந்த மாதிரி திரவ நிலையில இருக்கக்கூடிய பொருட்களோட கொதிநிலை அதாவது பாய்லிங் பாயிண்ட பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அன்றாட வாழ்வில் அறிவியல் நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்துல சந்திக்கலாம்